வெள்ளை யானை என்றால் என்ன ஒரு வெள்ளை யானை என்பது அதன் உரிமையாளரால் அப்புறப்படுத்த முடியாத உடைமையாகும் அதன் செலவு குறிப்பாக பராமரிப்பு செலவு அதன் பயன் விகிதத்தில் இல்லை நவீன பயன்பாட்டில் இது ஒரு பொருள் கட்டிடத் திட்டம் திட்டம் வணிக முயற்சி வசதி போன்றவை விலையுயர்ந்ததாக கருதப்படுகிறது ஆனால் பயன்பாடு அல்லது மதிப்பு இல்லாதது வெள்ளை யானை வெள்ளை யானையின் பின்னணி பர்மா தாய்லாந்து லாவோஸ் மற்றும் கம்போடியாவில் தென்கிழக்கு ஆசிய மன்னர்களால் பாதுகாக்கப்பட்ட புனிதத்திலிருந்து இந்த வார்த்தை உருவானது அவற்றை வைத்திருப்பது மன்னர் ஆட்சி செய்ததற்கான அடையாளமாக கருதப்பட்டது ராஜ்யம் அமைதி மற்றும் செழிப்புடன் ஆசீர்வதிக்கப்பட்டது அத்தகைய உயரமுள்ள ஒரு மிருகத்தை வைத்திருக்கும் எவரிடமிருந்தும் எதிர்பார்க்கப்படும் செழுமை மிகப்பெரியது மன்னர்கள் பெரும்பாலும் வெள்ளை யானைகளை தங்கள் முறையான பட்டங்களில் வைத்திருப்பதை எடுத்துக் காட்டுகின்றனர். ஏனெனில் விலங்குகள் புனிதமானவையாகக் கருதப்பட்டன, சட்டங்கள் அவற்றை உழைப்பிலிருந்து பாதுகாத்தன. ஒரு மன்னரிடமிருந்து வெள்ளை யானையைப் பரிசாகப் பெறுவது ஒரே நேரத்தில் ஒரு வரமாகவும் சாபமாகவும் இருந்தது. விலங்கு புனிதமானது மற்றும் மன்னரின் ஆதரவின் அடையாளம் என்பதால் இது ஒரு ஆசீர்வாதம். பெறுநரிடம் இப்போது விலையுயர்ந்த ஒரு விலங்கு இருப்பதால் சாபம் அவர் விட்டுக் கொடுக்க முடியவில்லை மற்றும் நடைமுறையில் பயன்படுத்த முடியவில்லை வரலாறு மேற்கு நாடுகளில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யத் தவறிய விலையுயர்ந்த சுமையுடன் தொடர்புடைய வெள்ளை யானை என்ற சொல் இது முதன்முதலில் ஆயிரத்து அறுநூறுகளில் பயன்படுத்தப்பட்டது மற்றும் ஆயிரத்து எண்ணூறுகளில் பரவலாகியது மிகுந்த முயற்சி மற்றும் பெரும் செலவிற்கு பிறகு பார்னம் இறுதியாக சியாம் மன்னரிடமிருந்து விலங்கை கண்டுபிடித்தார் அவரது அவை உண்மையில் அழுக்கு சாம்பல் நிறத்தில் சில இளஞ்சிவப்பு புள்ளிகளுடன் இருந்தன வெள்ளை யானைகள் மற்றும் சியாமின் ராஜா வெள்ளை யானை என்ற சொற்பொடரை நினைத்தால் என்ன நினைவுக்கு வருகிறது ஒரு அரசியல்வாதியின் பெருமைக்கான நினைவு சின்னங்கள் மில்லினியம் தோம் உலகெங்கிலும் பயன்படுத்தப்படாத மற்றும் விரும்பப்படாத ஒலிம்பிக் மைதானங்கள் இங்கிலாந்தில் உள்ள சிலர் ஆசிய யானையான எலிபாஸ் மாக்சிமஸுடன் நேரடியாக இந்த பழமொழியை தொடர்புபடுத்துவார்கள் அல்லது பர்மா மற்றும் சியாமின் அரச நீதிமன்றங்களில் அதன் வேர்களை கற்பனை செய்து பார்ப்பார்கள் ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதி வெள்ளை யானைக்கு இரண்டு அர்த்தங்களை குறிக்கிறது முதலாவது அதன் நேரடி பொருள் சில ஆசிய நாடுகளில் மிகவும் போற்றப்படும் ஒரு அரிய அல்பினோ வகை யானை இரண்டாவது சொற்பொடரை அதன் அடையாள அர்த்தத்தில் விளக்குகிறது சுமையான அல்லது விலையுயர்ந்த உடைமை இப்போது தாய்லாந்து சியாமின் மன்னர்கள் இந்த விலங்குகளில் ஒன்றை தங்களை அருவறுப்பானதாக காட்டிய அரசவை உறுப்பினர்களுக்கு பரிசளிக்க பழகிய கதையிலிருந்தது பெருநரை அதன் பராமரிப்பு செலவில் அழிப்பதற்காக மேலும் ஒரு பொருள் திட்டம் போன்றவை பயன் அல்லது மதிப்பு இல்லாததாக கருதப்படுகிறது இரண்டு அர்த்தங்களும் இவ்வாறு நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன இந்த அரிய வகை யானை மிகவும் புனிதமானது என்பதால் அதை எளிதாக அகற்றுவது கடினம் சாத்தியமற்றது இந்த அரச பரிசை பெறுபவருக்கு பெரிய அடையாளமாக ஆனால் நடைமுறை மதிப்பு குறைந்த ஒரு மிருகம் இருந்தது பரந்த உயிரினம் அதன் புதிய உரிமையாளரின் அதிர்ஷ்டத்தை உண்மையில் சாப்பிடும் எழுதப்பட்ட ஆங்கிலத்தில் வெள்ளை யானை என்ற சொற்பொடரின் முதல் பயன்பாடு விலங்கின் நேரடி விளக்கங்களாக பதினேழாம் நூற்றாண்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஹென்றி கோகனின் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு மொழிபெயர்ப்பான ஃபெர்னாண்ட் பிண்டோவின் பயணங்கள் மற்றும் சாகசங்கள் அவர் சியாம் மன்னர் ஏற்றப்பட்ட வெள்ளை யானை பற்றி விவரிக்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இந்த சொற்பொடர் இலக்கியத்திலிருந்து உருவகத்திற்கு முன்னேறியது மேலும் வளங்களின் விலையுயர்ந்த வடிகால்களை விவரிக்க பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தொன்று தேதியிட்ட ஒரு கடிதத்தில் எழுத்தாளர் ஜான் கால்ஸ்வொர்த்தி எழுதினார் அவரது சேவைகள் பல வெள்ளை யானைகளை போன்றது அதை யாராலும் பயன்படுத்த முடியாதது ஆனால் அது ஒருவரின் நன்றியை வடிகட்டுகிறது உண்மையில் ஒருவர் திவாலாகிவிட்டதாக உணரவில்லை என்றால் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சொற்பொடரை எந்த நேரடி அர்த்தமும் இல்லாமல் உடைத்து அதன் பயன் அல்லது மதிப்பின் அனைத்து விகிதாச்சாரத்திலும் விலை மற்றும் பராமரிப்பு இல்லாத உடைமைகளை விவரிக்க பரவலாக பயன்படுத்தப்பட்டது ஆனால் தென்கிழக்கு ஆசியாவில் வெள்ளை யானை ஏன் வணக்கத்திற்குரிய ஆதாரமாக இருந்தது புத்தரின் பிறப்பை சுற்றியுள்ள பாரம்பரிய கதைகளில் பதில் காணப்படுகிறது புத்த ஷக்யமுனி கி மு அறுநூற்று இருபத்து நான்கு இல் இன்றைய நேபாளத்தில் உள்ள லும்பினி என்ற இடத்தில் அரச இளவரசராகப் பிறந்தார் அவரது தாயார் பெயர் ராணி மாயாதேவி மற்றும் அவரது தந்தையின் பெயர் சுத்தோதனன் ஒரு நாள் இரவு ராணி மாயாதேவி சொர்க்கத்தில் இருந்து ஒரு வெள்ளை யானை இறங்கி தனது வயிற்றில் நுழைந்ததாக கனவு கண்டார் அவளது வயிற்றில் நுழைந்த வெள்ளை யானை அன்றிரவே அவள் தூய்மையான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததை குறிக்கிறது யானை சொர்க்கத்திலிருந்து இறங்கியது அவளுடைய குழந்தை புத்த மைத்ரேயரின் தூய பூமியான துஷிதா சொர்க்கத்திலிருந்து வந்தது என்பதை குறிக்கிறது வெள்ளை யானைக்கும் தாய்லாந்து அல்லது சியாம் மற்றும் பர்மாவின் முடியாட்சிகளுக்கும் இடையே ஒரு சிறப்பு இணைப்பு தொடர்கிறது ஒரு வெள்ளை யானையின் உரிமையானது மன்னரின் அதிகாரம் மற்றும் நீதியின் சக்திவாய்ந்த அடையாளமாக கருதப்படுகிறது இன்னும் உள்ளது மேலும் அது ராஜ்யத்தின் ஆசீர்வாதமாக கருதப்பட்டது இலங்கையில் காணப்படும் வெள்ளை யானை ஹெலன் பில்சர் நேச்சர் இரண்டாயிரத்து நான்கு இந்த கட்டுரையை மேற்கோள் காட்டுங்கள் ஐநூற்று அறுபத்தேழு அணுகல்கள் அளவீடுகள் விவரங்கள் அல்பினோ பேச்சிடரும் பாதுகாப்பு முயற்சிகளை அதிகரிக்கலாம் இலங்கையின் ருகுனு தேசிய பூங்காவில் அரிய வகை அல்பினோ யானை ஒன்று சுற்றித் திரிவதைக் கண்டுள்ளது இது நாட்டில் பதிவு செய்யப்பட்ட முதல் பார்வையாகும் வெளிரிய தோல் கொண்ட பச்சிலை சுமார் பதினொன்று வயது இருக்கும் வயது வந்த பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பதினேழு பலம் வாய்ந்த மந்தையுடன் வாழ்கிறது மந்தையின் நடமாட்டத்தை கண்காணிப்பது இலங்கையின் யானைகளின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்திற்கான புதிய உத்திகளை ஆராய்ச்சியாளர்களுக்கு வகுக்க உதவும் தற்போது விலங்கின் முன்னேற்றத்தை கண்காணித்து வரும் இலங்கை வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தயானந்த காரியவசம் கூறுகையில் இது ஆராய்ச்சிக்கான ஒரு அரிய மற்றும் சிறந்த வாய்ப்பு வெள்ளை என்ற சிங்கள வார்த்தையின் பெயரால் சு என்று பெயரிடப்பட்ட யானை கடந்த சில வாரங்களாக பலமுறை காணப்பட்டது இலங்கையின் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தைச் சேர்ந்த கால்நடை சத்திர சிகிச்சை நிபுணர் விஜிதா பெரேரா அவள் சுற்றித் திரிகிறாள் என்கிறார் அவள் கர்ப்பமாக இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அவர் மேலும் கூறுகிறார் ஏறக்குறைய ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இதே பகுதியில் அல்பினோ யானையை பார்த்ததாக வதந்திகள் வந்தன இருப்பினும் அதன் இருப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை இதுவும் அதே விலங்கு என்று பெரேரா நம்புகிறார் சாணம் சோதனை காடுகளில் அல்பினிசம் மிகவும் அரிதானது முடி தோல் மற்றும் கண்களுக்கு நிறத்தை அளிக்கும் நிறமையான மெலனின் உற்பத்தி செய்வதில் உடல் தோல்வியடையும் போது இந்த நிலை ஏற்படுகிறது பலவிதமான மரபணு மாற்றங்கள் பறவைகள் ஊர்வன மற்றும் பாலூட்டிகளில் எப்போதாவது வளரும் நிலைக்கு இட்டுச் செல்கின்றன அல்பினோ யானைக்கு எந்த பிறழ்வு உள்ளது என்பதை அறிய அதன் சாணத்தை பரிசோதிக்க ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் அவர் கர்ப்பமாக இருக்கலாம் என நம்புகிறோம் கொழும்பில் உள்ள பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம் விஜிதா பெரேரா பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அல்பினிசத்திற்கான மரபணுக்கள் பின்னடைவை கொண்டுள்ளன அதாவது ஒரு விலங்கு அல்பினோவாக மாற மரபணுவின் இரண்டு நகல்களை ஒவ்வொரு பெற்றோரிடமிருந்தும் ஒன்று பெற வேண்டும் எனவே இலங்கை வெள்ளை யானை ஒத்த மரபணுவை கொண்ட ஆண் ஒன்றை கண்டுபிடிக்காத வரையில் அது அல்பினோ சந்ததியை பெற்றெடுக்க வாய்ப்பில்லை ஆனால் இது அதிக வாய்ப்புள்ளது என்கிறார் வனவிலங்கு அறக்கட்டளையின் தலைவர் மேரி பேர்ல் யானைகளின் எண்ணிக்கை சுருங்கி இனவிருத்தி மிகவும் பொதுவானதாக மாறுவதால் மரபணு முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் எனவே எதிர்காலத்தில் இன்னும் அதிகமான வெள்ளை யானைகளை காணலாம் சு ஆரோக்கியமாகத் தோன்றினாலும் நிறமி இல்லாததால் சில விலங்குகள் கண் மற்றும் தோல் பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றன ஸ்பெயினில் உள்ள பார்சிலோனா மிருகக்காட்சி சாலையில் முப்பத்தேழு ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த ஸ்னோஃபிளேக் என்ற அல்பினோ குரில்லா தோல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடந்த ஆண்டு தூங்க வைக்கப்பட்டது மந்திரித்த உயிரினம் இலங்கையில் யானைகளின் இயற்கையான வாழ்விடத்தை காடுகளை அழித்தல் நாட்டின் நாலாயிரம் யானைகளில் பெரும்பாலானவை பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்கு வெளியே வாழ்கின்றன மற்றும் பெரும்பாலும் உணவு தேடி பயிரிடப்பட்ட பகுதிகளுக்கு அலைகின்றன இது நிகழும்போது அவர்கள் அடிக்கடி சுடப்படுகிறார்கள் என்று பிரேரா கூறுகிறார் வாரத்திற்கு மூன்று யானைகள் இவ்வாறு இறக்கின்றன ஆனால் சமீபத்திய கண்டுபிடிப்பு பாதுகாப்பாக இருக்கும் என்று பிரேரா நம்புகிறார் வெள்ளை யானைகள் அதிர்ஷ்டத்தைத் தருவதாக பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள் எனவே அவளை தனியாக விட்டுவிட வேண்டும் என்று அவர் கூறுகிறார்